அனைவருக்கும் வணக்கம் crude oil one minute chart இன்றைக்கி November twenty nine previous day பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி எயிட் வந்து ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆச்சு ஒரு எயிட் ஓ கிளாக் போல் ஓகேங்களா ஸோ பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா six thousand hundred and thirty three இந்த சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஜென்ரேட் ஆன பைக்கால் நேற்று நைட் எட்டு மணிக்கு கண்டினியூஸாக புல்லிஷ் நேற்று சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து six thousand four hundred five ஹண்ட்ரட்னு தொடர்ச்சியாக ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் அப்பர் சேலை ஏறிக்கிட்டே இருக்குது நம்ம சார்ட் என்ன பண்ணுன்னா இந்த ஒன் மினிட் கேண்டில் அனலைஸ் பண்ணும் நம்ம ஒன் மினிட் சார்ட் தான் வாட்ச் பண்ணுறோம் ஏன்னா நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறக்காண்டி இது நல்ல ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி நல்லா நுணுக்கமாக அனலைஸ் பண்ணும் மார்க்கெட் இறங்குதான்னு பார்க்கும் ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் கால் அதே மேலே பிரேக் அவுட் ஆகுது அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகுதுன்னா பை கால்னு சொல்லிட்டு கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி தரும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் உங்களுடைய வேலை அந்த கால்ஸை பார்த்து வெறும் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி சுச்சுவேஷனில் ஒரு லெவன் டுவெண்ட்டி வரைக்கும் புல்லிஷ் மொமெண்ட் வந்து நமக்கு இந்த சார்ட் சொல்லுது ஆஃப்டர் லெவன் டுவெண்ட்டி நமக்கு மார்க்கெட் சடனாக இறங்குது அதனால் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு செல் கால் ஜெனட்டாகி இறங்கியிருக்கு ஓகேங்களா இப்போ வந்து என்ட்ரி பாயிண்ட் அந்த ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது இது பார்த்திங்கன்னா இந்த செல் கால் இந்த புல் இந்த பேரிஷ் மொமெண்டம் கரெக்டாக ஒரு டுவெல் பிஎம் கிட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கி first order range break out பண்ணுது ஸோ நம்ம எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஓ என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது இதைத்தான் நம்ம டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் இன்றைக்கி ஒரு டுவெல் பிஎம் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சினாரியோ மாதிரி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோ காட்டினோம் ஓப்பனிங்கில் இப்போ நம்ம பன்னெண்டு மணிக்கு அப்புறம் என்ன கால் வருதுன்றதையும் ஷோ பண்ணுறோம் இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி டூ ஆகுது நமக்கு மார்க்கெட் சடனாக ஒரு அப்பர் சைட் மொமெண்டம் இதில் நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ பை கால்ன்றனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at six four fifty ஃபோர்ன்ற மாதிரி கால் ஜென்ரேட் ஆயிருக்கு மேலே இருக்க green colour line target line கீழே இருக்க red colour line stop loss line first target பார்த்திங்கன்னா நமக்கு செவன்டீன் பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இது எப்படி மூவ் பண்ணுது மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் தருதுன்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க